ஹலோ இப்போ நாம் சோயா ஸ்ப்ரவுட்ஸ் வடை பண்ண போகிறோம் சோயா வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வைக்கணும் ராத்திரி முழுக்க ஊற வச்சுட்டு அது நல்லா வந்து கழுவினோன்னா அழுத்தி கழுவினோன்னா இது போல் அந்த தோலெல்லாம் வந்து நீங்கள் கழுவி எடுக்கும் போது அந்த தோலெல்லாம் வந்துடும் ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவணும் அப்போ இந்த தோலெல்லாம் வந்துடும் இந்த தோல் எடுத்துருக்கு அதே மாதிரி இது வந்து கலந்த ஸ்ப்ரவுட்ஸு எல்லா பயிரும் மலை கட்டியிருக்கு இதில் சன்னா இருக்குது பச்சை பயிர் இருக்குது கொல் இருக்குது காராமணி இருக்குது இது போல் எல்லாம் கலந்துருக்கு இதை வச்சு நம்ம வந்து எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம் ஒன்றரை கப் కప్ கட்டின பயிர் ஒன்றரை கப் இது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி ரெண்டு வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு நாலு மிளகாய் எல்லாம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கு கொத்தமல்லி புதினா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கு அது ஒரு அரை கப் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு இதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ முதல்ல சோயாவையும் ஸ்ப்ரவுட்ஸையும் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் இது கூட வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அதுவும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிட்டு வடை தட்டி நம்ம எண்ணெயில் போடலாம் எல்லாம் கலந்தாச்சு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நம்ம பார்த்துடலாம் சும்மா ஒரு சிறு இதை வந்து போட்டு பார்க்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து உருட்டிக்கலாம் சிறு உருண்டைகளாக ஒட்டி நல்லா வந்து தட்டி அப்படியே நம்ம போட்டுடலாம் இதே போல் எல்லாம் சுட்டு நம்ம எடுத்துடலாம் இது வந்து ரெண்டு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வந்து இருக்கட்டும் ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் இது வந்து பயிர் சோயாலாம் வந்து இருக்குது நம்ம வந்து கோர்ஸாக தான் அரைச்சிருக்கோம் பேஸ்ட்டும் அரைக்கல அதனால் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் வந்து உள்ளெல்லாம் வேகும் இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பின்னாடி எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதே போல் எல்லாம் வந்து வடை செஞ்சு எடுத்துடலாம் சோயா ஸ்ப்ரவுட்ஸ் வடை ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி சோயாவில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸ்ப்ரவுட்ஸ்லேயும் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்